No fingerprints, no evidence, and no witness. So we are left clueless. ஒரு க்ளூ இருக்கு சார் இன்னொரு கை நீட்டுறா ஒரு சின்ன பையன்டா இந்த பையன் பாடத்து ஒரு தடவை கரெக்டாக வந்து விடுறான் வந்துட்டேன் தீட்டினேன் அப்சர்வ் பண்ணுனா அதில் ஒரு அப்நார்மல் தெரியும் நீ கண்டுபிடிச்ச பொருளை டெஸ்ட் பண்றதுக்கு இதான் நேரம் இங்க ஆகாயத்துக்கு ராக்கெட் விடவும் விஞ்ஞானி இருக்கான் ஆழ்கடலை ஆராய்ச்சி பண்றதுக்கும் விஞ்ஞானி இருக்கான் ஆனா அதை அங்கீகரிக்கிறதுக்கான அறிவு தான் டெக்னாலஜி இருக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இவங்களால முடியாத நீ பண்ணிடுவியா யாரும் தப்பு பண்ணிட்டா ஒரு போலீஸ்கார வேலையில் எப்படி அப்படி அலட்சியமா இருக்க முடியும் ஒரு உயிருக்கான மதிப்பு எங்க எங்க இருக்கு கவர்மெண்ட் நம்மள டேட்டாவா பாக்குது அரசியல்வாதி நம்மள ஓட்டா பாக்குறான் வியாபாரி நம்மள கஸ்டமரா பாக்குறான் யாரும் யாரையும் மனுஷனாவே பாக்குறது முடியாது முடியாதுன்னு வட்ட வட்டமா நின்று பேசிக்கிட்டே இருக்குதுங்க முடியும் உனக்கு ஒரு